மகிமை உண்டாவதாக நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையின் வழியாய் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாலே லூயா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சுகமாய் இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் the ministry of Holy Spirit என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் ராமேன் சொல்லுங்க ஆமேன் நிச்சயமாக இந்த வார்த்தையின் வழியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹாலே லூயா யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு அன்பு அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசலை பார்த்து இவ்வாறாக சொன்னார் பரிசுத்த ஆவியான குறித்து இவ்வாறாக சொன்னார் வேறு ஒரு தேற்றவாளாகிய சத்திய ஆவியானவர் என்றென்று உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு நம் பிதாவை வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பின்பு பரலோகத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் தம்முடைய சீசர்கள் இயேசுவை விசுவாசித்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நாள பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வாழ்வு மிகவும் ஆசீர்வாதமாக மகிமையாக காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது ஆலே லூயா அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் நம் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது நம்ம சாட்சியா வாழ முடியாது இதை அறிந்த இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார் பரிசுத்தாவி வருகிற வரைக்கும் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் எரிசலமை விட்டு நீ எங்கும் போக வேண்டாம் என்று சொன்னார் அன்பானவர்களே முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன வாசிக்கலாம் அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யுதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் ஆங்கிலத்தில் வாசிக்கலாம் but you shall receive power when the Spirit has come come upon you and you shall be witness to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the halle Hallelujah. அன்பானவர்களே முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன நம்மளை பலப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது அவரை சார்ந்து கொள்கிற பொழுது நம் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் மனுஷ பலத்தினால கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ முடியாது பிசாசானவன் எளிதாக நம்மளை மேற்கொண்டு விடுவான் அதனால தான் பரிசுத்த ஆவியா நமக்கு மிகவும் முக்கியம் என்ன செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துத பவர் நமக்குள்ள வருகிறது தேவ பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்கும் நம்ம சாட்சிகளாய் வாழுகிறோம் சாட்சிகளாய் வாழ்வதுனா என்ன கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் அவைகளுக்கு நம்மளை சாட்சியாக நிறுத்துகிறார் இந்த பரிசுத்த ஆவியார் வசனத்தை கொடுக்கிறார் இந்த வேத வசனத்தை எடுத்து பிறகு எடுத்து சொல்லுவதற்கு சத்தியத்தை போதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை சாட்சியா நிறுத்துகிறார் ஹாலே லூயா ஆமே எஃப்எஸ்ஆர் மூணு பதினாறு இவ்வாறாக சொல்கிறது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற முதல் ஊழியம் நம்முடைய ஆவியில பலனை கொடுக்கிறார் நம்மளை சாட்சியாக நிறுத்துகிறார் ஹாலே லூயா ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் உதவி என்ன பார்க்கலாம் எஃப்எஸ்ஏர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் என்ன சொல்லுகிறது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் in him you also trusted after you had the word of truth, the gospel of your salvation, in whom also, having believed, you were sealed with the Holy Spirit of promise. என் அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையா இருக்கிற வேதம் சொல்லுகிறது we are sealed with Holy Spirit என்று சொல்லப்படுகிறதை பார்த்தோம் ஹாலே லூயா நம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு முத்திரையாய் பரிசு தாவின் இருக்கிறார் நம்முடைய ரட்சிப்பை அவரை முத்திரை போட்டு பாதுகாத்து கொள்ளுகிறார் அதனால தான் கொலைசியர் மூணு மூணு வாசிக்கிறோம் உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய அடுத்த வேலை என்ன நம்முடைய ரட்சிப்பை அவர் பாதுகாக்கிறார் தேவனுடைய பிள்ளையாகி நம்மளை அவர் தேவனுக்கென்று நம்மளை பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம் சீல்டு நம்மளை முற்றிலும் பாதுகாக்கிறார் டேமேஜ் ஆகாதபடிக்கு ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ரட்சிப்பை பாதுகாக்கிறவராய் நமக்கு ஒரு சீல்டா இருக்கிறார் முத்திரையா இருக்கிறார் ஹாலே லூயா எஃபேசியர் நாலு முப்பது என்ன சொல்லுகிறது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அன்பானவர்களே நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று பார்த்தோம் ஹாலே லூயா இந்த ஆவியா நமக்கு முத்திரையா இருக்கிறார் ஆமே மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன எஃபேசியர் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் who is the guarantee of our inheritance until the redemption of the purchased possession to the price of his glory. அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கேரண்டராக இருக்கிறார் கேரண்டியாக இருக்கிறார் அதாவது நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் பரலோகத்தின் பிதா இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகள் இந்த பூமியில் பரலோகத்தில் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரித்துக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அலே லூயா இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் இவைகள் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார் ஆமேன் அப்போஸ்லாகிய பவுல் இவ்வாறாக ஒன்னு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வருஷத்துக்கு இவ்வாறாக சொல்லுகிறார் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவர் தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவைகளை இன்ஹிப் பண்ணும்படி சுதந்திரிக்கும்படி பரிசுத்த ஆவியா நமக்கு உதவி செய்கிறார் லூயா பரிசுத்த ஆவியான நம்முடைய கேரண்டியா இருக்கிறார் ஆசீர்வாதத்தை சொந்தத்தை இன்ஹெரிட்டன்ஸ அனுபவிக்கும்படி நமக்கு கேரண்டரா இருக்கிறார் ஹாலே லூயா அமே நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்னென்று பார்க்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இங்கிலீஷில் வாசிக்கலாம் likewise the Spirit also helps in our weaknesses for we do not know what we should pray for as we ought but the Spirit himself makes intercession for us with groanings which cannot be uttered அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்ன பலவீனம் ஜெபிப்பதற்கு நமக்கு பலவீனமாய் இருக்கிறது அதையே சொன்னார் ஆவி உற்சாகம் உள்ளது மாமிசமோ பலவீனம் உள்ளது அதோட கூட நமக்கு எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் ஹவு டு ப்ரே பட் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறவராய் இருக்கிறார் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியா நமக்கு செய்கிற ஊழியம் என்ன நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார் we are all weakness we are weak we don't how to pray we not much interest in the pray ஜெபத்தில் நம்ம அதிகமாக உற்சாகமாக இருப்பதில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற பொழுது அவர் நம்ம ஜபிக்க தூண்டுகிறார் எப்படி ஜபிக்கிறன்னு சொல்லி நம்மளை ஜபிக்க வைக்கிறார் ஹாலே லூயா அதனால தான் எஃப்எஸ்ஆர் ஆறு பதினெட்டுல இவ்வாறு வாசிக்கிறோம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினால ஜெபம் பண்ணி அன்புக்குரியவர்களே அதனால நம்ம ஆவினால ஜெபிக்க வேண்டும் அப்போ ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார் ஹாலே லோயா ஆமே ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியா நமக்கு செய்கிற அடுத்த உதவி என்ன ஆவியின் கனி கொடுக்கும்படி செய்கிறார் சில நல்ல சுபாவம் நமக்குள்ள இயற்கையாக இருக்கலாம் ஆனால் எல்லா சுபாவமும் நமக்குள்ளே இருப்பதில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் இப்படிப்பட்ட காட்லி கேரக்டர் இப்படி ஆவியின் சுபாவம் தெய்வீக சுபாவம் நமக்குள்ள இப்படிப்பட்டதான ஆட்டிடியூட் கேரக்டரை பரிசுத்த ஆவியான மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம சொந்த பலத்தினால பரிசுத்த ஆவி இல்லாம இப்படிப்பட்டதான காரியம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள எல்லாம் இருப்பதில்லை ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நமக்குள்ள செய்கிறார் ஆலே நோயா ஆமே ஆறாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற உதவி என்ன ஊழியம் என்ன யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பதினாலாம் வசனம் வாசிக்கலாம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் However, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. For he will not speak on his own authority, but whatever he hears, He will speak and He will tell you the things to come. He will glorify me, for He will take off what is mine and declare it to you. மாணவர்களே பரிசுத்த ஆவியின் அடுத்த நமக்கு செய்கிற ஊழியம் என்ன சத்தியங்களை நமக்கு போதிக்கிறவர் சகல சத்தியத்துக்கும் நம்மளை நடத்துகிறவர் என்று பார்க்கிறோம் ஆலை லூயா அன்பானவர்களே இந்த வேத புஸ்தகத்திற்கு அநேக சத்தியங்கள் உண்டு இவைகளை அறிந்து கொள்வதற்கு இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வேணும் ஸ்தோத்திரம் ஏன்னா அந்த வேதத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர் ஆவியினால ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் வேதத்தை எழுதியிருக்கிறார்கள் அப்ப சரியான விளக்கத்தை யாரு கொடுக்க முடியும் சத்தியங்களை யார் விளக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறார் ஆலை லூயா பாவியானவர் உங்களுக்கு எனக்கு சத்தியத்தை அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார் ஆமேன் ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போய்த்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அன்பு புரிவுகளே பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார் சரியான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் தான் சரியான சத்தியத்தை போதிக்க முடியும் இப்ப வேத்த வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியாற்ற கேளுங்க ஆவியானவரே இந்த வசனத்தெல்லாம் புரிந்து கொள்ள உதவி செய்யுன்னு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வார் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் ஹாலே லோயா ஏழாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்ன சொல்லுகிறது அன்றியும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்க சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஆங்கிலத்தில் வாசிக்கலாம் but if the Spirit of him who raised Jesus from the dead dwells in you. He who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற பொழுது நம்முடைய சரீரங்களை சாவிக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார் இந்த உடல் உறுப்புகள் உடல் அவயங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அதை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவராய் பழுது அடைகிற பொழுது அவைகளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிற ஒன்னு ஆறு பத்தொன்பது என்ன சொல்லுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறோம் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறோம் இந்த ஆவியார் என்ன செய்கிறார் உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் ஒவ்வொரு ஆர்கனிசம் உச்சந்தலை உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியார் உங்க ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் பழுது அடையாதபடி பாதுகாக்கிற விசுவாசிக்கிறீங்களா அமேன் சொல்லுங்க அமேன் அலை லூயா பண்பு தேவ பிள்ளைகளை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஊழித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் இந்த முதல் பகுதியில ஏழு காரியத்தை நாம் பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற உதவி ஊழியம் என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் ஒன்று செய்ய முடியாது பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் நம் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்வு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது பரிசுத்த ஆவியான் இல்லாமல் இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்று இருப்பீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் நீங்க இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஜெபித்து ஆண்டவற்றை ஜெபித்து இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெறவிட்டால் இப்பொழுதே நீங்க ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிலாம் நிரப்பப்பட உங்களை அர்ப்பணிங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் தேவன் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார் இயேசு நாமத்தில் கேட்கிற பொழுது உங்களுக்கு இது கிடைக்கும் பிரைஸ் காட் பெற்றுக்கொண்டு வாழும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் அலையிலூயா இதுவரைக்கும் இந்த செய்தி கேட்டவங்களை தேவன் நிச்சயமா ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜோம் பண்ண போகிறேன் ஜோம் பண்ணலாமா பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி இதாவே எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா உட ஆவினாலே நடத்து வரீங்களே உடான ஆடக்கூடிய ஸ்தோத்திரம் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் ஆவியிலும் நிரப்பப்பட்டிருப்பாங்கன்னா இப்ப கேட்டது ஏழு விதமான பரிசுத்தான் ஊழியத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தான் ஆசீர்வாதத்தை நிரப்பப்பட நான் ஜபிக்கிறேன்ப்பா பரிசுத்த ஆவியை பெறாத பிள்ளைகள் இருப்பாங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட அவருக்கு நான் ஜெபிக்கிறேன் தேங்க்யூ ஆவியின் அனுக்கிரகம் உண்டாவதாக தொடர்ந்து நாங்க தியானித்து தேவ சித்தத்தை செய்ய உதவி செய்வீராக பரிசுத்த ஆவியானவரே இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை நீங்க வழி நடத்தும் நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆலே லூயா அலே லூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தரோடு இருக்கிறார் அடுத்த பகுதியில நாம் தொடர்ந்து சந்திக்கலாம் ஆமேன்